நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் இந்த டர்ரு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா பட்டு மண்டையா டேஞ்சரஸ் இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பட்டாளம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத நீ யாரா எப்படி பறந்து ஃபீலிங்கா என்ன என்ன நோ சார் நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலியில பிறந்தவன் சார் என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க சார் சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா டெரரா archer Bloody bugger. Be happy! Cool down, cool down, cool down! No, no, no, no. What? பண்ணி பண்ணி பண்ணி சொட்ட தலையா <laughs> உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு என் ஃபாதர் வாசிக்க என் மம்மி ஆட நானும் எங்க அண்ணன் உட்காந்து வேடிக்கை பார்க்க <laughs> ஒரே கூத்தா இருக்கும் என் ஃபாதர் வாசிக்க என் மம்மி ஆட நானும் எங்க அண்ணன் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும் என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக்கு ஆஹா நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிச்சிட வேண்டியதான் சின்ன விளையாட்டு பத்து பைசா ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஆறு மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல அப்பா அப்பா வந்து ஒரு கட்டிங் போட்டு போப்பா Make sure to leave a like on this video and subscribe to the channel with the notification bell turned on, so you don't miss any of our future videos. no no no no no no Hey! You, you, you! I pull up the idiot of the fool of the ass! ass, ass, ரெண்டு பேரும் மாறி மாறி பாராட்டுறாங்க எப்ப நான் சிக்கி சின்ன பின்னமாக போறனோ தம்பி போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா கருவாப்பையில போகா தேவை உள்ளான்னு தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான் போய் புடுங்க போ What is it?